ஹாய்டா ஆஸ்ப்ரே எப்படி இருக்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரோப்ளாக்ஸ் வீடியோவா எனக்கு இதான் ஃபஸ்ட் வீடியோ பரவாயில்ல ஏய் நம்ம ரெண்டு நம்ம ரெண்டு பேர் கலரில் இருக்கோம் சூப்பரில் இது என்ன கேமு ஓ ஓகே இல்லை என்ன வேணால் பில் பண்ணலாமா ஓ ஊ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கேன் நான் <laughs> ம் என்னது ஆ ஓகே என்ன குவாலிட்டி விசிட்டிங் இருக்கு அங்க போய் ஓகே ஆல்ரெடி பேஸ்மென்ட் இப்போ பிளேன் பில்ட் பண்ணுமா ஓகே எங்க எங்கயா பில்ட் பண்ண போறோம் நம்ம அங்க ஒரு இடத்துல பில்ட் பண்ணுவோம் ஓகே பில்ட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் ஓகே இங்கயா மீட் ஓகே பை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இப்போ இந்த பிளேன் எப்படி கட்ட ஆரம்பிக்கிறது எப்படி ஸ்டார்ட் பண்ணாலே தெரியல முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு பிளாக்கா ஓகே இது பில்டிங்கு விங்ஸா வாங்கல பிளேனுக்கு விங்ஸ் என்ன ஓ இது என்னது ஓ இந்த கார்னர் பிளாக்ஸ் ஓகே இங்கே இன்ஜின் ஃபியூவல் ஓகே இங்கே ஓ பிவிபி கூட பண்ணலாமா கன்ஸ்லாம் இருக்குது கட்டை explosive ball explosive block gun rocket வா எவ்வளோ பெரிய ராக்கெட்டு முதல்ல சிம்பிளாக ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கட்டலாம் எப்படி கட்டுறது ஓகே இதுதான் பிளேனோட பாடி ஸ்லிம்மாக தான் இருக்க போகுது நம்ம ஏர் பிளேன் அதனால் கொஞ்சம் ஸ்லிம்மாகவே கட்டிக்கலாம் வேறு என்ன பண்ணுறது ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல நம்மளுக்கு வந்து ஏரோ டைனாமிக் முக்கியம் அதனால் வந்து முன்னாடி கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணலாம் நினைக்கிறேன் ஓ இது ஹெல்ப்ஃபுல்லாக எப்படி ரொட்டேட் ஓ இப்படி தான் ம் நல்லா தான் போயிட்டுருக்கு எப்படி பார்ப்போம் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒன் இட்டர்னிட்டி லேட்டர் ஹாய்டா என்னடா முடிச்சிட்டியா பில்டிங் ஆ நானும் முடிச்சிட்டேன் செம்மையாக இருக்கு நான் கட்டினது நீ போதியா நான் ஓகே நானே போதேன் நானே போதேன் ஓகே ஓ இப்போ நான் ஒன்று ஐயோ நாங்கள் ஸ்பான் பண்ணி தான் கொண்டு வரணும் நான் போய் ஸ்பான் பண்ணிட்டு எப்படி Just then. வந்துட்டேன் தாக்கியா ஓ எஸ் செம்மையா இருக்குல்ல என் பிளேனு என்னோட பிளேன் கொஞ்சம் சூப்பர் சானிக் பிளேனு கொஞ்சம் wait wait wait coming coming coming wait wait wait பண்ண வெயிட் பண்ணு ஆ நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் ஏ நிறுத்த மாட்டேங்குது ஓகே ஓகே இன்ஜின் ஆனதாக இருக்கும் போலக்கு ஏன் தெரில இதுதான் என்னோடய பிளான் அதுதான் ஆமாம் ஓகே நான் வந்து இன்ஜின் ஆஃப் பண்ண முடியல ஏன் தலை ஏ இது தலை தலை தான் ஆக்சுவலி uh, பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ளூ கலர் ஆ இப்போ ஆக்சுவலி பார்த்து uh, தலிவா தலிவா இப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னோடய கலர் ப்ளூ கலர் வச்சுருக்கேன் அப்படின்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக மாடலில் போயிருக்கேன் அப்படின்னா வந்து எனக்கு வந்து சிம்பிளான ஏரோ டைனாமிக் அந்த மாதிரி எனக்கு வேணும் ஐயோ வேறு சவுண்ட் போட்டுட்ருக்காங்க என்ன தெரில ஆ ஏரோடைனமிக் வேணும் எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அப்போ அதுக்கு ஸ்பீடுக்கும் நான் வந்து கொஞ்சம் ஒன் டூ த்ரீ ஒரு எயிட் இன்ஜின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் எயிட் ஜெட்ஸு ஐ மீன் அதுக்கப்புறம் கீழே ஒரு வீல் லிஃப்ட் ஆஃப்க்கு அப்புறம் மெயின் பைலட் சீட் அதுதான் இதான் என்னோட பென் சிம்பிள் தான் ஆனால் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் அப்படி பேர் சொல்லலாம் ஆ ஆமாம் பேக்கில் யாருக்கு வேணும் அது ரியல் லைஃப் இது ஜஸ்ட் கேம் தானே நம்மளுக்கு தேவையான தேவையானது வந்து லிஃப்ட் ஆஃப் அதுக்கு வந்து ஃப்ரண்ட்ல ஒரு வீல் அவ்வளோதான் சரி ஓகே ஓ ரேட்டிங் நீ எப்படியான ரேட் பண்ணு நான் சொல்லிடுறேன் எதுக்கு எதுக்கு நீ வந்து பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் ஒன்று வந்து லுக்ஸுக்கு ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸுக்கு இப்போ பிளேனை பார்க்க எப்படி இருக்கு செவன் ஓகே ஓகே ஓகே ஞாயிற்றுக்க செவன் நல்ல ஸ்கோர் தான் ஓகே பர்ஃபார்மன்ஸ் ஓ நீ பார்க்கல ஓகே ஓகே ஓகே நீ வரியா ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எங்க ஏய் வா செம்ம பிளேனாக இருக்குது நீ தான் கட்டினியா வாவ் சூப்பராக இருக்கு ஓ நான் வந்து அந்த ஃபைட்டர் ஜெட் அந்த மாதிரி மூடு பண்ணேன் ஓகே நீ அந்த மாதிரி தானே ஓகே ஓ டிசைனே ரொம்ப செம்மையாக இருக்குடா ஓ என்னது எங்க ஆமாம் அது ஏன் இருக்கு மறட்டியா பிளேன் பார்க்குமா ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி தோணுது ஓ இங்கே தான் சொன்னியா நான் இங்கே இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஓகே ஆ நல்லாவே பார்க்க பிளேன் மாதிரி தான் இருக்குது ஆனால் நீ கட்டியான்ட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஓகே பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம் ரொட்டேட்டா இங்கே இங்கே ரொட்டேட்டாவில் <laughs> சரி ஓகே ஆமாம் ரொட்டேட் தான் நான் பார்த்தேன்டா என்னாச்சு எங்கே போன வந்துட்டுருக்கியா வா செம்மையாக பார்த்து லேண்ட் பண்ணு லேண்ட் பண்ணு ஓ லேண்டிங் கியர் ஓ இதான் நீ சொன்னியா பின்னாடியும் இருக்கணும்ட்டு வீட்டில் ஓகே ஓகே ஸ்டாப் பண்ண நான் ரேட் பண்ணும் அவ்வளோதான்ல முடிச்சிட்டல எனக்கு வந்து இந்த பிளேனில் அவ்வளோலாம் வந்து டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியல ஏன்னா நான் வந்து என் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நான் பண்ணது இது இது பார்க்க அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது ஆனால் நான் குறைக்க முடியாது இந்த ஸ்கோரும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்கும்போது ஏர் டைனாமிக்காகவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு நைன் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் உனக்கு ரேட்டிங் லுக்ஸ்க்கு ஓகே ஓகே ஆ ஓகே எங்கே போகணும் ஓகே ஓகே ஓகே என் ஸ்பீடும் நீ செக் பண்ணிக்கோ ஓ இங்கேருந்து வரணுமா நான் ஓகே த்ரீ டூ ஒன் இந்த பிளேன் வந்து ரெண்டு மோடு இருக்குது ஒன்று வந்து சாதாரண மோடு ஒன்று வந்து சூப்பர் சானிக் மோடு அது இதோட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அது ரொம்ப ஃபாஸ்ட் இது ஜெட்டே கொஞ்சம் ஏர் டர்புலன்ஸ் கண்டுக்காத தேட்ஸ் அ பர்ஃபெக்ட் லேண்டிங்ல எவ்வளோ டென் செகண்ட்ஸ்குள்ளே வந்துப்பேனா ஃபைவ் செகண்ட்ஸ் டென் செகண்ட்ஸ் ஆனால் எது தான் ஃபாஸ்டஸ்ட்னு நினைக்கிறேன் நீ நீ அந்தமே வா நீ அங்கேருந்து வா வா ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன் ஆனால் இந்த கேமில் என்ன பிரச்சனை எங்கடா போன அங்கே இருக்கேன் ஓகே எந்த வந்து மேக்ஸ் ஸ்பீட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனால் எந்த தான் ஃபாஸ்டஸ்ட் நான் கன்க்ளூட் பண்ணுறதுக்கு எந்த தான் ஃபாஸ்டஸ்ட் எங்கடா மூன் ஃப்ளிப் பண்ணிட்டால நான் தானே இங்கே லேண்ட் பண்ணேன் நீ அங்கே லேண்ட் பண்ணவே இல்லையே சரி டாப் ஸ்பீட் வந்துடும் வந்து ஃபோர் ஹண்ட்ரடா ஃபோர் செவன்ட்டியா ஓ பா இதுக்கு என்ன கிளிச்சா இது நாற்று தொட்டேட்டா இது சரி ஓகே என் பிளேன் கொண்டு கிட்ட வந்து வா நான் கிட்ட கொண்டு வந்து நான் நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸ் டேட் பண்ணலாம் வா A few inches later okay இங்க கொண்டு வந்து நிறுத்தேன் பக்கத்துல <laughs> அதான் நானும் அந்த மாதிரி ஒரு சின்ன பிள்ளைன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக மூவ் ஆகும்ல எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் மெனுவரபுளாக இருக்கும்ல அதுக்காக பரவாயில்ல okay okay stop stop stop stop ஏன் பிளேன் ஏன் பிளேன் ஓகே ஏய் ஏன் பிளேன் என் பிளேன் தள்ள முடியுமா என்னால் ஓப்பனே தள்ள முடியுமா முடியாது ஓகே ஓகே போதும் போதும் ஆ இப்போ நீ ரேட் பண்ணு என் பர்ஃபார்மன்ஸ் ம் டேர்னிங் வந்து கொஞ்சம் ஈஸி தான் அது என்ன நான் நீ பின்னாடி வா பின்னாடி பார்த்தேன்னா அந்த டெய்லிங் பின் வச்சுருக்கேன் பார்த்தியா டெய்லிங் இல்லை டேர்னிங் ஃபின் எப்படின்னா அது வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும் கொஞ்சம் டேர்புலன்ஸ் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ஈஸி தான் எவ்வளோ ரேட் பண்ணுறேன் ம் ஆ நான் வந்து உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீ லுக்ஸ் வந்து நீ ஓகே நீ நல்லா நீ தான் லுக்ஸ் தான் ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் படி நான் பார்த்தேன்னா நீ இதோ இப்போ வந்து நான் வந்தேன் பார்த்தியா அந்த மாதிரி உன்னால் வந்து பர்ஃபெக்டாக லேண்ட் பண்ண முடியல அது ஒரு ஓகே அந்த லேண்டிங் ஏருக்கும் அது ப்ளஸ் பாயிண்ட் கொடுக்குறேன் நான் அதுக்கப்புறம் வந்து உனக்கு அந்த லேண்டிங் பர்ஃபெக்டாக இல்லை அப்புறம் நீ வந்து அங்கே டேர்ன் பண்ணும்போது பார்த்தேன் உனக்கு டேர்னிங்கும் உனக்கு பர்ஃபெக்ட் மாதிரி எனக்கு தோணுது அதான் நான் கொடுக்கறது வந்து செவன் அந்த மாதிரி செவன் நல்ல ஸ்கோர் தான் அது செவன் இப்போ ஆவரேஜ் ஸ்கோர் போய் பார்த்தா ஓகே ஆவரேஜ் ஸ்கோர் படி பார்த்தா நம்ம ரெண்டு பேர் ட்ரா தான் ஆனால் வந்து நம்ம மற்றவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க நம்ம பார்க்க கமெண்ட் செக்ஷனில் அவங்க கமெண்ட் பண்ணிட்டோம் super sonic jet game lag ஆகுது ரைட்டாக என் top speed six hundred eighty போயிட்டே இருக்கு லேக் ஆகுது யாரோட பிளேன் பெஸ்ட் பிளேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஸ்திரேக்கும் உங்களுக்கு ஆஸ்திரே வீடியோ பார்க்கணுன்னா அவன் அவன் சேனல்லையும் இந்த வீடியோ போட்டிருக்கான் அதையும் போய்ட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் see you next time bye 呵呵。